சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தையும் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தையும் வாசித்து இந்த மாத வாக்கு தத்துவத்திலே இருந்து ஒரு குறிப்பை தியானிக்க நாம் போகிறோம் கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து சுதந்தரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்தையும் வாசியுங்கள் இன்னும் என் பட்டணங்கள் இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும் நன்மையினால் பரம்பி இருக்கும் இன்னும் கர்த்தர் சியோனை தேற்றரவு பண்ணுவார் இன்னும் கர்த்தர் சியோனை தேற்றரவு பண்ணுவார் இன்னும் எருசலேமை இன்னும் எருசலேமை தேற்றரவு பண்ணுவார் சியோனை ஆ கர்த்தர் சியோனை தேற்றரவு பண்ணுவார் கர்த்தர் சியோனை தேற்றரவு பண்ணுவார் இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் போதும் இப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா கர்த்தரே சொல்கிறார் இது யார் சொல்கிறா கர்த்தரே இந்த வசனங்களில் நம்ம கவனிக்க வேண்டிய பகுதி ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் கவனிக்க வேண்டிய பகுதி ரெண்டாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனத்தில் ரெண்டாவது வாக்கியம் திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்தில் மூன்றாவது வாக்கியம் நாலாவது வரியில் ஆரம்பிக்கும் பாருங்க இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் தெரிந்து கொள்ளுவார் இந்த வசனத்தில் இந்த வாக்கியங்களின் அடிப்படையில் இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு தெரிந்து கொள்ளும் மாதமாக தருகிறார் அலையலூயா தெரிந்து கொள்ளும் மாதம் இது இங்கே இந்த வார்த்தையில் எருசலேம் என்று இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை வருது பாருங்க இங்கே சொல்லப்படுற எருசலேம் என்பது எழுத்தின்படி ஒரு இடமாக நீங்கள் அதை பார்க்கக்கூடாது இது அங்கே வாசம் பண்ணுகிற அங்கே நிற்கிற தேவனை தெய்வமாய் கொண்டு கத்தரை தெய்வமாய் கொண்டு அவரை ஆராதிக்கிற அவருக்கு ஆராதனை செய்கிற அவருடைய ஜனமாகிய சபையைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு உங்களைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு தெரிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி அலையலூயா ரெண்டு பன்னெண்டில் ஆண்டவர் பேசும்போது அங்கே வந்து இந்த வார்த்தை எப்படி சொல்கிறாருன்னா திரும்பவும் தெரிந்து கொள்ளுவேன்னு சொல்கிறாரு ஒன்று பதினேழில் சொல்லும்போது இன்னும் தெரிந்து கொள்ளுவேன்னு சொல்கிறாரு உங்களுக்கு ஒன்று விளங்கணும் திரும்ப தெரிந்து கொள்ளுவேன் அப்படின்னு தேவன் சொல்கிற வார்த்தையில் என்ன அடங்கி இருக்குதுன்னா ஏற்கனவே உன்னை நான் தெரிஞ்சிருந்தேன் நீ அதுக்கு தகுதியாக இல்லாமல் விட்டுட்ட தகுதியாக இல்லாமல் நீ விழுந்துட்ட அதிலிருந்து நான் உன்னை மீண்டும் என்ன செய்யறேன்னா தெரிந்து கொள்கிறேன் சில நேரம் நாம் நினைச்ச மாதிரி ஒன்று வரல நாம் நினைச்ச மாதிரி ஒன்று இல்லைன்னா நாம் அதை உடனே என்ன செஞ்சிருவோம் ரிஜெக்ட் இன்னொரு விதமாக சொன்னால் என்ன பண்ணிடுறோம் பழச கொடுத்துட்டு கெட்டதை கொடுத்துட்டு சொல்லுங்க கெட்டது பழசு பெரிய வேலைக்கு போகாது ஆனா அதை வச்சு நாம என்ன பண்றது அப்படின்னு என்ன செஞ்சிடறோம் அதைய கடைசிக்கு காய்தா கடையிலையாவது போட்டு என்ன செஞ்சிடறோம் கடலை பருப்பியும் அந்த என்ன சொல்ற பேரிச்சு போல வாங்கி இந்த ஊர்ல மரவெளி கிழங்கு கொடுக்குறானே பழசு வாட்டிக்கலாம் எதையோட வாங்கி காசு பழத்தை எதையோ பழசை கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படி வாங்கியாவது ஆறுதல் அடைஞ்சுக்கிறோம் ஆனா பழச தொடர்ந்து நித்திய நித்தியமா நம்மளால செய்ய முடியாதா வச்சுக்க முடியாது என் ஆண்டவர் மட்டும் சொல்றாரு நான் ரிஜெக்ட் பண்ணாம உன்னை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம உன்ன நான் என்ன செய்யறேன்னா திரும்ப அதே நான் தள்ளி விடாம அதுக்கு தகுதியா இல்ல ஆனா இன்னமும் நான் உன்னை என்ன செய்யறேன்னா தெரிஞ்சு கொள்வேன் நீ தான் எனக்கு வேணுங்கிறதுல பிடிவாதமா கருத்து இருக்கிறார் அதுல ஒரு பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்க போறோம் இப்படி என்னை ஏன் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள கர்த்தர் ஏன் என்னை வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஆழமான கேள்விக்குள்ள வேகமாய் வேதத்தில் ஒரு வசனத்தின் வழியாக சில வசனங்கள் வழியாக நாம் தியானிக்க போகிறோம் என்னோடு சேர்ந்த வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் உபாகம புஸ்தகம் உபாகம புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு ஏழாம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு ஆறாம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கிறேன் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் உள்ள எல்லா ஜனங்களிலும் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் கருத்தில் உள்ள பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் எல்லா ஜனங்களிலும் தேவனாக தேவனாகிய கர்த்தர் உன்னை உன்னை நமக்கு சொந்தமாக இருக்கும்படி சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார் சொல்லுங்க அந்த வசனம் சொல்லுதுங்க பூச்சக்கரத்துல இருக்கிற எல்லா ஜனங்களிலும் பூச்சக்கரத்துல பூமியில் இருக்கிற எல்லா குலம் கோத்திரம் பாசைகள் சகலத்திலையும் கத்த ஒரு குறிப்பிட்ட இப்படிப்பட்ட நம்மை போல் இருக்கிற ஜனங்களை தான் அவர் தெரிஞ்சு கொண்டார்னு சொல்லி வசனம் சொல்லு நீங்க நல்லா கவனிக்கணும் முழு உலகத்தையும் அல்ல பூமியில் இருக்கிற அனைத்து பேரையும் அல்ல அதுல நம்மை போல் இருக்கிற ஒரு சொற்பமான ஜனங்களை நம்மளை போல ஆங்காங்க கொஞ்சம் மேல கத்தர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அவருக்காக தெரிந்து இப்போ இந்த வசனத்தை நீங்க கவனிக்கணும் அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு உங்களுக்கு விளங்கணும் ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சு கொண்டதுனால ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுக்க தெரிந்தெடுத்திருக்கிறதுனால நமக்கு என்ன அந்த மேன்மை கொடுத்திருக்கிறார்னா பரிசுத்த ஜனங்கிற மேன்மை கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தைக்கு எதிர்ப்பதம் என்ன அசுத்த ஜலம் அசுத்த இந்த வார்த்தைக்கு எதிர்ப்பலம் நான் கேட்டுட்டு இருக்கிறது இப்ப முந்தி நீ அப்படிதான் இருந்த உன்ன நான் தெரிந்து கொண்டபடினால இப்ப நீ நான் சொல்றாரு நீ பரிசுத்த நீ ஒருமையில பேசுகிறார் நீ நீங்க எல்லாம் ஒரு கூட்டத்தை சொல்றா நீங்க எடுத்துக்குவீங்க நீங்க அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்தமா இருக்க ஒரு சமுதாயத்தை சொல்லி நீங்க எடுத்துக்குவீங்க அதனால ஆண்டு நம்ம ஒவ்வொருத்தோட இந்த காலை வேலையை ரொம்ப திட்டமா சொல்றார் நீ உன் தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஜனம் உன்னை தேவன் பூமியில் இருக்கிற மற்ற எல்லா ஜாதிகளில் இருந்தும் ஜனங்களில் இருந்து என்ன செஞ்சிருக்கிறார்னா தனக்காக சொல்லி தெரிந்து கொண்டிருக்கிறார் தமக்காக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற இந்த தாற்பரியத்துல ரெண்டு விஷயம் ஆழமா இருக்கு ஒண்ணு அவரை ஆராதிக்கும்படியாக இன்னொன்னு அவரை அறிவிக்கும்படியாக எத்தனை புரியுது கத்தரை ஆராதிக்க என்னை அவர் தெரிந்து கொண்டார் இன்னொன்னு அவரை இந்த உலகத்திற்கு நான் அறிவிக்க அவரை இந்த உலகத்திற்கு நான் காண்பித்து கொடுக்க கத்தரை என்ன செஞ்சார்னா தெரிந்து கொண்டார் நல்லா கேட்டுக்கங்க இந்த தெரிந்து கொள்ளுதல்ல இந்த தெரிந்து கொள்ளுதல் சில முக்கியமான நோக்கங்கள் இருக்கிறது அதை நான் வேகமாய் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு ஜெபிக்க விரும்புகிறேன் கவனிச்சு கேளுங்க என்ன என்ன மட்டும் அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டிக்கு என்ன மட்டும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு என்ன மட்டும் அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு தேவன் தெரிஞ்சு கொள்றதுக்கு என்னிடத்துல அவர் அப்படி இடத்தை பார்த்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு மட்டும் நிச்சயம் மேன்மையான எதையுமே ஆண்டு நம்மகிட்ட பார்க்கலாம் என்னங்க ஒன்னாம் தேதி காலை கூட்டத்துல அதிகாலை ஆராதனை உங்களோடு பேசும்போது சொன்னேன் ஆண்டவர் தேடி கண்டுபிடிச்சு எடுத்தா நல்லதை எடுப்பார் மாணிக்கத்தை எடுப்பார் வைரத்தை எடுப்பார் வைடூரியத்தை எடுப்பார்னு பார்த்தா இவர் இருக்கிறதுலயே கேவலமா இருக்கிற ரொம்ப அடிமட்டமா இருக்கிற ஒஸ்டா கருதப்படுகிற பைத்தியங்களை பலவீனமானவர்களை இழிவானவைகளை அற்பமானவைகளை இல்லாதவைகள் ஆண்டனை செஞ்சிருக்கிறார்னா நாம தேடி தேடி தேடி தேடி கடைசியில நமக்கு நம்ம பார்வையில் பெஸ்டா இருக்கிறத நாம கண்டுபிடிப்போம் ஆனா இவர் தேடி தேடி தேடி தேடி எதை கண்டுபிடிச்சிக்கிறார்னா இருக்கிறதுலே கேவலமான உங்களை இப்ப வேதம் சொல்லுகிற வார்த்தையை நீங்க கேளுங்க இந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு தேவன் என்ன காரணத்தை சொல்லி இருக்கிறார் உபாக புஸ்தகம் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை எடுத்து ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம் நாலு அவர் அன்பு கூர்ந்தபடியால் அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவருடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு கவனிங்க இங்க ஆண்டவர் ஒரு காரணத்தை சொல்றாரு ஏன் உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா உன் பிதாக்களிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன் யாரு கற்றுக் கொடுத்தாரா பிதாக்கள்னா உங்க அப்பா உங்க பாட்டு உங்க கூட்டணை எல்லாம் நினைச்சிடாதீங்க அவங்களை எல்லாம் ஆண்டு பார்த்திருந்தாருன்னா வச்சிருந்த அன்பை என்ன செஞ்சிருப்பாரு மாறி எடுத்துட்டு போயிருந்திருப்பாரு நீ இன்னானுக்கு இன்னானுக்கு நீ மகனா இன்னானுக்கு நீ பேரனா அப்படின்னு அவனை சேர்ந்து அவனை விட்டு வச்சது அதை உண்மையில என்ன செய்யறேன் நானு ஓடுறேன்னு சொல்லி பிதாக்களுடைய இருதயத்தை திருப்புறது வேற பிதாவுடைய அக்கிரமத்தை திருப்புறது உங்களுக்கே தெரியும் உங்க சந்ததியில உங்க தலைமுறையில உங்களுடைய முன்னோர் உங்க அப்பா உங்க அப்பாவுடைய அப்பா அவங்க அப்பாவுடைய அப்பா இதுக்கெல்லாம் எவ்வளவு அக்கிரம் பண்ணிட்டு இருந்தாங்க உங்களுக்கே தெரியும் அல்லவா கடைசிக்கு கேள்வி ஏய் உங்கள் அப்பா இப்படிப்பட்ட ஒரு ஆள்ரா அப்படின்னாவது என்ன செஞ்சுருப்பீங்க சொல்லுங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கள் அப்பாரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கெட்டதாக நான் ஒன்றும் கேள்விப்படலை எங்கள் அப்பாரை பற்றி நான் கேள்விப்பட்டது நன்மையாக கேள்விப்பட்டிருக்கிறேன் யாருக்கு வேணாலும் கொடுப்பான் மனுஷன் ஆமாம் ரொம்ப பலவான் யாருக்குமே பயப்பட மாட்டான் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் ஏனா என்னன்னு கேட்பான் அப்படி ஒரு மனுஷன் அவனுக்கு கை தாராளமாக இருக்கும் அப்படி யாருக்குமே இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துட்டே இருப்பான் அப்படி முன்னோர்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் என் சைடில் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆண்டவருக்கு மகிமை நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேனுங்க அதையெல்லாம் கூட கத்தர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா பார்த்துருக்கிறார் அலை லூயா ஒரு சந்ததியில் ஒரு இனத்தில் ஒரு குலத்தில் ஒரு கோத்திரத்தில் ஒரு ஜாதியில் சில நேரம் தெரிஞ்சு கொள்கிற அந்த தெரிந்தெடுப்புக்கு கத்தர் எதை காரணமாக சொல்கிறாருன்னா பிதாக்கள் இடத்துல நான் வச்சிருந்த அன்பு அப்படிங்கிறத கத்தர் சொல்கிறார் சில நேரம் இப்படிப்பட்ட ஒரு ஜென்மங்களுக்குள்ள இவனை நான் தெரிஞ்சு கொண்டு இந்த உலகத்துக்கு அடையாளமாக்குவேன் அப்படி ஒரு நோக்கத்துக்காக சில பேரை கத்தரிங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறார் நாமளும் நல்லவன் இல்லை நமக்கு முன்னால் இருந்தவங்களும் ஒருவேளை நல்லவங்களே இல்லாட்டி கூட பரவாயில்ல நீங்களும் நானும் நல்லவனாக இருக்கணுங்கிறதுக்காக இப்போ கத்தர் என்ன செஞ்சுக்கிறார்னா இந்த சந்ததியில் சில கரெக்ஷனை ஏற்படுத்துறதுக்காக கத்தை நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க அதுதாங்க உண்மை அதுதான் உண்மை நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும் இப்போ நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு அப்படிங்கிற பிதாக்களை வந்து கத்தர் தெரிந்து கொண்டார் எனக்கு தெரிய ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு என்கிற அந்த மூன்று பிதாக்களும் அந்த முற்பிதாக்கள் மூன்று பேருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு எல்லா தரப்பிலும் உகந்தவர்களாய் வாழ்ந்து தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் கொடுத்திருந்த கட்டளைகள் கற்பனைகள் எல்லாவற்றையும் கத்தர் தாமே என்ன பண்ணார்னா அவங்க கத்தர் கொடுத்த எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைவேற்றி கத்தருக்கு முன்பாக நல்ல நல்ல சாட்சியோடு அவங்க கல்லறை போய் சேர்ந்தார்கள் ஆபரகாமுக்கு கர்த்தர் சொல்லும்போது சொன்னார் உனக்கு நான் ஒரு பிள்ளையை தரப்போறேன் அவனுக்குள்ள பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்னா ஆசீர்வதிக்கப்படும் நல்லா நீங்க கவனிச்சுக்கங்க ஆபரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தில் தான் எல்லாம் என்ன அடங்கி அடங்கியிருக்கிறோம் அந்த ஆபரகாம் இடத்தில் ஆண்டு அன்பு கூர்ந்தார் பார்த்தீங்களா அதனால் நம்மளை தெரிஞ்சு கொண்டு அவருக்கு பிள்ளைகளாக்கி அவர் மகிமை அடைஞ்சிட்டு வருகிறார் விளங்கிட்டவங்க மட்டும் எத்தனை பேரோ அத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பின்ன உங்க அப்பா உங்க அப்பாவுடைய அப்பா இவங்களையெல்லாம் வச்சல்ல அல்ல இவங்களையெல்லாம் வச்சல்ல முற்பிதாக்கள் ஆகிய ஆபரகா ஈசாக்கு யாக்கோப் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட கத்தர் வச்சிருந்த அன்பு அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி அவங்க ஆண்டவருக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டி சாட்சியாக விட்டுட்டு போனாங்க பார்த்தீங்களா அந்த அந்த வாழ்க்கை நிமித்தமாக தேவன் அவங்க மேலே வச்சுருந்த அன்பை ஹானர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணார்னா நம்மளையெல்லாம் இப்படி தெரிஞ்சு கொண்டு ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக்கி என்ன பண்ணார்னா தேவன் மகிமையடைந்து கொண்டிருக்கிறார் இதுதான் முதல் காரணம் இதுதான் முதல் காரணம் இரண்டாவது இன்னொரு காரணத்தை பைபிள் ரொம்ப ஆழமாக சொல்லுது உபாகம புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தை படிங்க பார்க்கலாம் சகல ஜனங்களிலும் திரட்சியான ஜனம் என்று நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து தெரிந்து கொள்ளவில்லை உங்களை தெரிஞ்சுக்கல நீங்க சகல ஜனங்களிலும் நீங்க சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள் கொஞ்சமா இருந்தீங்க அலை லூயா நீங்களாம் ஒரு பெரிய கூட்டம் உங்களை பிடிச்சா உங்கள் பின்னணி அசையும் அப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களை என்ன செய்வே இல்லையா நீங்கள் அவ்வளோ பெரிய அப்பாட்ட கரலை இல்லை நீ வந்து இருக்கிற இடம் தெரியாத ஒரு வகையில் ஒரு ஒரு சின்ன பூச்சி மாதிரி ஒரு புழு மாதிரி நீ இருந்த உன்னை தெரிந்து கொண்டு உன்னை மேன்மைப்படுத்தினா அவர் மகிமைப்படுவாருங்கிறதுக்காக தான் உன்னை தெரிஞ்சு கொண்டே நான் ஆண்டவர் சொல்கிறார் சவுளை வந்து ஆண்டவர் தெரிஞ்சு கொண்ட இடத்த நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சவுலுக்கு வந்து ராஜாவாகிறது பற்றிய வெளிப்பாடோ கனவோ எண்ணமோ காரியமோ ஒன்றுமே இருந்ததில்லை அவர் அவங்க அப்பாவுடைய கழுதியை தேடிட்டு தான் வந்தார் அப்போ வந்த இடத்துல தான் அவருக்கு ஒரு விஷயம் சொல்லப்படுது நீ இசரவேலின் மேல் ராஜாவாக இருப்பாய் அலையலூயா இப்போது இந்த சவுல் வந்து என்ன பண்ணுறாருன்னா பென்யமின் கோத்திரத்தில் பிறந்தவனாயிருந்து எதிர்பாராத வகையில் ராஜாவாயிட்டார் எதிர்பாராத வகையில் ராஜாவாயிட்டார் இந்த பென்யமின் கோத்திரம் இஸ்ரவேலின் கோத்திரங்களில் ரொம்ப சின்ன கோத்திரம் இது என்ன கோத்திரம் இஸ்ரவேலில் பன்னெண்டு கோத்திரம் இருக்குது இல்லையா அந்த பன்னெண்டில் இந்த பென்யமின் கோத்திரங்கிறது என்னென்னா சின்ன கோத்திரம் அவன் தகுதியாய் வாழாத போது தான் தகுதியாய் அந்த சவுல் நடக்காத போது தான் அந்த சவுளை கத்தர் தள்ளி விட்டுட்டு யூதா கோத்திரத்தில் தாவீது என்ன செஞ்சார் ஆண்டவர் கண்டுபிடிச்சார் ஆனால் முதல் ராஜாவை எங்கே தான் கண்டுபிடிக்கிறார் எத்தனை இருக்குது புரியுது இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஆள் நீங்கள் ஒரு பெரிய கூட்டம் அதை வச்செல்லாம் கத்தர் உங்களை கண்டுபிடிக்கவே இல்லை நீங்கள் நல்லா நல்லா ஆள் மனதில் பதிய வச்சுக்குங்க பதிய வச்சுக்குங்க நான் கூட அடிக்கடி யோசிப்பேன் நம்ம நாட்டில் இருக்கிற இந்த பெரும் பெரும் பணம் முதலெல்லாம் ஆண்டு பிடிச்சாருன்னா சுவிசேஷம் ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக என்ன செஞ்சிடும் சொல்லுங்கள் நம்ம அப்படி நினைப்போம் நிறைய நேரம் அப்படி நாம் என்ன செய்கிறோம் நினைக்க திருச்சபைகளுக்கு இந்த கஷ்டங்கள் ஊழியங்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் பாடுகள் அதில் பாருங்கள் இப்போ உங்களை போல இருக்கிற இந்த ஏழ்மையானவங்களை பெரிய அளவில் சொல்லிக்கொள்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறவளை வச்சு தான் கத்தர் சபையை போஷித்து ஊழியக்காரனை போசித்து ஊழியங்களை போசித்து கத்தர் நடத்திட்டு இருக்கிறார் பெரிய பெரிய கோடீஸ்வரன் எல்லாம் ஆண்டர் தேடவே இல்லை இன்னும் அவங்க பக்கமே ஆண்டு என்ன செய்யலை எத்தனை இருக்குது நான் சொல்கிறது புரிகிறது உலகத்தினுடைய பணக்காரர் பட்டியலில் உலக பணக்காரர் பட்டியலில் இந்தியர்கள் இடம் பிடிச்சிருக்கிறாங்க நான் சொல்கிறது எத்தனை இதுக்கு புரியுது உலகத்தின் பெரும் பணக்காரருடைய பட்டியலில் இந்தியாவில் மூன்று பேருக்கு மேலே இடம் பிடிச்சிருக்கிறாங்க அவங்ககிட்ட இருக்கிற சொத்துக்களை வச்சு அவங்ககிட்ட இருக்கிற சொத்துக்களை வச்சு பார்த்தா மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் அவங்க சாதிக்கலாம் அவங்ககிட்ட இருக்கிற சொத்துக்களை வச்சு சில தேசங்களை விலக்கி வாங்கலாம் நீங்கள் பணக்காரன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இல்லை டாலரில் எளிமையாக சொல்லக்கூடிய அளவில் அல்ல அவ்வளவு இருக்குது அதில் ஒரு பணக்காரனை பிடிக்கிறது கத்தருக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க உங்களை என்னை தொட்ட மாதிரி உங்களை என்னை சந்தித்த மாதிரி வேண்டாம் பவுளையும் மோசையும் சந்தித்த மாதிரி தேவனால் சந்திக்க முடியும் ஆனால் நாம் அப்படியெல்லாம் கேட்கிற கேள்விக்கு ஆண்டு கொடுக்குற பதில் என்ன தெரியுமா அவன் எனக்கு வேண்டாம் ஒன்றும் இல்லாதவனாக இருந்த நீ தான் எனக்கு வேணுங்கிறார் எத்தனை இருக்கு புரியுது அப்போது ரெண்டாவது நம்மளை தெரிஞ்சுக்கிறனுடைய ஒரு பெரிய நோக்கம் என்னென்னா நம்முடைய பலத்தை பார்த்து வசதியை பார்த்து பின்னணியை பார்த்து அது ஸ்ட்ராங்காக இருக்குது இது ஸ்ட்ராங்காக இருக்குது இது ஹெவியாக இருக்குது இது ஹைஃபையாக இருக்குது இதை வச்சு கத்தர் உங்களை என்னை தெரிஞ்சு கொள்ளீங்க நம்ம கொஞ்சமாக தான் இருக்கிறோம் வீக்காக தான் இருக்கிறோம் பலவீனமாக தான் இருக்கிறோம் அற்பமாக தான் இருக்கிறோம் தாழ்மையாக தான் இருக்கிறோம் தாழ் தாழ்த்தப்பட்டதான நிலைமையில தான் நாம் இருக்கிறோம் சொல்லிக்கொள்ளத்தக்க அளவில் நமக்கு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு தான் கத்தர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை உயர்த்தி காட்டுவதற்காக அவர் தெரிந்து கொண்டார் அல்ல இந்த காலை வேளையிலே ரெண்டு விஷயம் உங்களுக்கு புரியணும் முற்பிதாக்கள் மேல் வைத்த அன்பி நிமித்தமாக என்ன தேவன் என்ன செஞ்சார்னா தெரிந்து கொண்டார் எல்லாரும் சொல்லுங்க அந்த முற்பிதாக்கள் என்பவர்கள் யார் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு சொன்னார் உன் சந்ததியே நான் என்ன செய்ய போறேன்னா வானத்து நட்சத்திரங்கள் அளவாய் பெருக வைப்பேன் பூமியின் மண்ணின் தூளை போல நான் பெருக வைப்பேன் அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா அந்த வாக்கை ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக உங்களை என்னை தெரிஞ்சு கொண்டு ஆபிரகாமுக்கு குமாரனாக குமாரத்தைகளாக அவர் மாற்றிவிட்டார் ஹலலூயா இரண்டாவது இந்த உலகத்தில் நாம் ரொம்ப அற்பமானவங்களா ரொம்ப நிராகரிக்கப்பட்டவங்களா ஒதுக்கப்பட்டவங்களா தாழ்த்தப்பட்டவங்களா தள்ளப்பட்டவங்களா வெறுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவங்களா உடைக்கப்பட்டவங்களா உதவியற்றவர்களா இருக்கிறோம் திக்கற்றவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த மாதிரி நிலைமைகளெல்லாம் பார்த்து என்னமோ தெரியல அவருக்கு நம்ம மேலே ஒரு விசேஷமான லவ் வந்துருச்சு ஒரு விசேஷமான பிரியம் அவருக்கு சொல்லுங்க இந்த சந்ததியில் இந்த ஜனத்தில் இந்த காலத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் உன்னை எனக்காக தெரிந்து கொள்கிறேன்னு சொல்லி கத்திர என்ன பண்ணார்னா நம்முடைய வெறுமையை பார்த்து நம்முடைய ஏழ்மையை பார்த்து நமது கஷ்டத்தை பார்த்து கண்ணீரின் நிலையை பார்த்து நமக்கு இருந்த வருத்தங்களை பார்த்து நம்ம மேல் சுமந்திருந்த சிறுமையை பார்த்து கத்திர என்ன பண்ணார்னா நமக்காக இறங்கினார் உங்களுக்கு இன்னும் ஒன்று சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன் இந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு நீங்கள் பாத்திரமாக நடக்கிறதுக்கு மட்டும் கவனம் செலுத்துங்க மீண்டும் தெளிவாக சொல்கிறேன் உங்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்ட இந்த தெரிந்தெடுப்புக்கு மட்டும் நான் தகுதியாய் வாழணும்னு நினச்சி நீங்கள் வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்கள் கற்பனை செய்ய முடியாத இடத்துல கொண்டு வந்து கத்துற உங்களை உட்கார வச்சு இந்த உலகத்திற்கு உங்களை நான் நேசிக்கிறேன் என்பதை கத்தர் காட்டி தருவார் நம்மளை தெரிஞ்சு கொண்டதற்கு நம்ம தகுதியாக வாழலைங்க சவுலை நான் அடிக்கடி யோசிப்பேன் சவுலே எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் எவ்வளோ பெரிய சிம்மாசனத்தில் எவ்வளோ பெரிய வரலாற்றில் உன்னை சிறப்பு மிக்கவனாக இருக்குன்னு சொல்லி என் ஆண்டவர் நீ நினைத்திராத நீ யோசித்திராத நீ கனவு கண்டிராத உங்கள் அப்பனுக்கு வெளிப்பாடு இல்லாத அப்படிப்பட்ட சூழ்நிலை உன்னை கத்தர் கண்டுபிடித்தாரு நீ அவருக்கு செய்த நன்றி கடனா இதுன்னு நான் அடிக்கடி சவுலை நினைப்பது உண்டு அலை லூயா நான் சில நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு தனிமையில் நான் சிலதெல்லாம் யோசித்தேன்னா எனக்கு ரொம்ப இறுதி உடஞ்சி நான் அழுவேன் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் எங்கள் என்னுடைய தாத்தா என்னுடைய முன்னோர்கள் பற்றி நான் சிலதில் சிலதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன் அவங்கெல்லாம் அவ்வளவு நல்லவங்களாக இருந்திருக்கிறாங்க அவ்வளவு அவங்களுடைய நற்காரியங்களெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் தைரியசாலிகளா பலம் உள்ளவங்களா பணம் உள்ளவங்களா பெரிய செல்வந்தர்களா அந்த காலங்களிலே எத்தனையோ பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கெல்லாம் இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு வருத்தம் வருங்க அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ரட்சிப்பை எனக்கு தந்தீரே ஆண்டவரே அவங்க அறியாத இயேசுவை நான் அறியும்படி வைத்தீரே நான் இன்னைக்கு உங்கள் வயசானவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விசேஷமான ஒரு அன்பு வருதுங்க உங்கள் வயசுல எல்லாம் உங்களை கத்த ரட்சித்தார் ஆனால் ஊழியக்காரனுடைய சந்ததியில் எங்களுடைய முன்னோர்களாகிய எந்த வயசானவங்களை கத்த ரட்சிக்கவே இல்லை ஒரு நாள் ரொம்ப உடைந்து அழுத போது ஆண்டு சொன்னார் எனக்கு ஆபிரகாம் தான் வேணும் எனக்கு தேராக வேண்டான்ட்டார் எத்தனை இருக்குது புரியுது ஆண்டருக்கு யார் வேணும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஆபிரகாம வந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னபோது ஆண்டவர் சொன்னபோது ஆபிரகாம் கிளம்பினார்னு உங்களுக்கு தெரியும் ஆபிரகாம் கிளம்பி வந்தபோது அவங்க அப்பாவும் சேர்ந்து என்ன செஞ்சார் வந்தாருங்க ஆனால் தேராகுடைய பயன் என்ன செஞ்சிருச்சுன்னா பாதியிலேயே முடிஞ்சு போயிடுச்சு எத்தனை இதுக்கு புரியுது கானானுக்கு கிளம்ப எகிப்திலிருந்து கத்தர் ஒரு சந்ததி அந்த காலத்தில் இருந்த அந்த அந்த ஆறு லட்சம் குடும்பங்களை கத்தர் கிளம்ப பண்ணார் பார்த்தீங்களா நான் சொல்றது உங்களுக்கு விளங்கட்டும் லட்சக்கணக்கான அந்த மக்களை லட்சக்கணக்கான அந்த குடும்பங்களை கத்தர் கிளம்ப பண்ணார் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா எகிப்திலிருந்து கிளம்புனதுல கானானுக்குள்ள போன அந்த எகிப்திலிருந்த சந்ததி வெறும் ரெண்டே பேர் தான் மற்றதெல்லாம் வழியில் பிறந்த குழந்தைகள் இவங்க அற்புதங்களை பார்த்தவங்க அடையாளங்களை பார்த்தவங்க மோசையை பார்த்தவங்க மோசையின் வழியாக தேவனை பல விதங்களிலே அறிந்து உணர்ந்து புரிந்து ஆராதித்தவர்கள் ஆனால் வழியில் தேவனை பற்றி கொள்ள வேண்டிய பிரகாரமாக பற்றி கொள்ளாமல் தேவனை விட்டுட்டதுனால வனாந்தரத்திலே மடிந்து செத்து போய்விட்டார்கள் ஆனால் கத்தர் அந்த ஜனத்தை சொன்னார் நான் உங்களுக்கு காணான தரேன்னு சொன்னார் தேவன் வாக்கை நிறைவேற்றுறதுக்கு வல்லவராக தாங்க இருந்தாங்க அந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்கிறதுக்கு இவங்க வக்கு போயிட்டாங்க உங்களுக்கு தேவன் பேசிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா மீண்டும் சொல்லி முடிக்கிற நல்லா கேட்டுங்க உங்களை தெரிஞ்சு கொண்டது உங்களுக்கு பெரிய பிரமாதம் இருக்குதுங்கிறதுக்காக அல்ல உங்களை பிரமாதமாக வைக்கணுங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிட்டார் அலையலூயா இது எனக்கு நான் சொல்கிறது புரியுது இப்படி இருந்த இப்படிப்பட்ட என்ன கத்தர் தெரிஞ்சு கொண்டாரே அப்படின்னு நினச்சி அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு நீங்கள் பாத்திரமாக வாழ்ந்தீங்கன்னா ஏன் தெரிந்து கொண்டார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி உங்களை உன்னதமான இடத்திற்கு கொண்டு வந்து வச்சு அதை கத்தர் காட்டி தருவார் நம்ம தெரிஞ்சு கொண்டார்னு அறிஞ்சோம் தெரிஞ்சு கொண்டார்னு சொல்கிறோம் ஆனால் அந்த தெரிந்து கொண்டதுக்கு நம்ம இன்னும் என்ன செய்யலை தகுதியாய் சரியாய் சொல்லுங்கள் சரியாய் தகுதியாய் தகுதியாய் வாழலை தாவியதுக்கு அடுத்த சந்ததியை சந்ததி சந்ததியாக கத்தர் கண்டுபிடிச்சாருங்க சவுலுக்கு அடுத்து சந்ததி கத்தர் என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கவே இல்லை உங்களுக்கு ஒன்று தெரியுமா கடைசி காலத்தில் சவுளுடைய பிள்ளைக்கு சோறு போட்டு சவுளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறதாக அந்த கடைசி காலத்தில் சவுளுடைய பிள்ளைக்கு சோறு போட்டு காப்பாற்றின பெருமை தாவீதை தான் சேரும் ஆனால் தாவீதின் பிள்ளைகளை கத்தர் கைவிடவே இல்லை நீ என்னை மறந்தீனா என் வேதத்தை நீ மறந்தீனா உன் பிள்ளைகளை நான் கைவிடுவேன்னு கத்த நம்மளை எச்சரிச்சிருக்கிறார் நீ என்னை விட்டுட்டீனா நீ என்னுடைய உபதேசத்தை விட்டுட்டீனா நீ நான் உனக்கு சொல்லி கொடுத்தலாம் விட்டுட்டீனா நீ அதை தெரிந்து கொடுப்ப தெரிந்து தெரிந்து கொள்வதின்படி வாழலினா நான் உன் பிள்ளைகளை கைவிடுவேன்னு கத்த நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்னா எச்சரித்திருக்கிறார் சபைக்குள்ளே அமர்ந்து சபைக்குள்ளே இன்றைக்கு உட்கார்ந்து இந்த தெரிந்து கொள்ளுதலை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளைகளே சகோதரனே சகோதரியே பெரியவர்களே உங்கள் அத்தனை பேருக்கு தேவன் சொல்கிறது என்ன தெரியுமா நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன்கிற சிந்தையோடு வாழ ஆரம்பி நான் யார் யாரால் எதற்காக முதலே சொல்லிட்டு தான் பிரசங்கமே ஆரம்பித்தேன் அவரை ஆராதிப்பதற்காக அவரை அறிவிப்பதற்காக நான் என்னத்தான் கத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு அதை சொல்லுங்க இந்த காலத்தில் சொல்லுங்க எனக்கு எனக்கு எல்லாத்தையும் தாண்டி என்னோட இறுதியத்தில் ஒரு வெறியே இருக்குதுன்னு சொல்லலாம் என்னத்தான் இந்த காலத்தில் இங்கே ஊழியம் செய்ய கத்தர் தெரிந்து கொண்டார் அதில் எனக்கு காம்ப்ரமைஸே கிடையாது நான் சொல்கிறது எத்தனை இதுக்கு புரியுது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நீங்கள் இருக்கிற தெருவில் நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த காலத்தில் உங்களைத்தான் கத்தர் அங்கே வச்சிருக்கிறதுக்கு என்ன செஞ்சார் இப்போ எத்தனை பேருக்கு புரியுது இன்னும் புரியலையா இந்த மண்டையில் இதுக்கு மேலே ஏறலினா நான் அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது நல்லா நீங்கள் நீங்கள் நீங்கள் அப்படி யோசிக்கவே இல்லைங்க நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததையே பெரிய பிரச்சனையாக நினச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்க சில பேருக்கு கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததே இன்னும் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவோ சமாதானமாகவோ சந்தோஷமாகவோ என்னமோ வந்துட்டோம் அப்படி தான் உட்காந்துருக்குறாங்க இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததற்காக நிறைய பேர் வேதனைப்பட்டு இருக்கிறாங்க நான் சொல்கிறேன் இந்த காலத்தில் இந்த சந்ததியில் இந்த பிராந்தியத்தில் இயேசுவை அறிவிக்க இயேசுவை நிரூபிக்க என்ன கத்தர் தெரிந்து கொண்டார் அதில் நான் அந்த அந்த அறிக்கையை யாருக்காக விட்டு தர மாட்டேன் அதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன் இந்த காலத்தில் இந்த நாட்களில் இந்த இடத்துல இந்த பிராந்தியத்தில் இயேசுவை ஆராதிக்க இயேசுவை அறிவிக்க இயேசுவை நிரூபித்து காட்ட கத்தர் என்னை தெரிந்து கொண்டார் அதில் எனக்கு எந்த எந்த எந்த மாற்று கருத்தும் கிடையாது உங்களில் எத்தனை பேர் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த நாட்களில் ம் இந்த பிராந்தியத்தில் நான் குடியிருக்கிற அந்த கிராமத்தில் அல்லது அந்த தெருவில் அல்லது அந்த வேலை செய்கிற அந்த ஸ்தலத்தில் அவரை ஆராதிக்க அவரை அறிவிக்க அவரை நிரூபிக்க ஆ நல்லா உறக்க உறக்க சொல்லியிருக்கவங்களா என்னதான் கர்த்தர் தெரிந்து கொண்டா அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் அதற்காக வாழ்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க மீதி ஒத்தாசை தேவன் தருவார் ஹலலூயா நிற்க பலன் தருகிறவர் தாங்க கிருவ தருகிறவர் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் நிற்க அவர் தான் என்ன செய்கிறாரு அவருக்கு நல்லா தெரியும் நாம் ஒரு டம்மி பீஸுங்கிறது அவருக்கு அவர் இல்லாமல் நம்மளால் வித்தவுட் கிரைஸ்ட் நம்ம எதையும் செய்ய முடியாதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் நான் இல்லாமல் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது சீசலுக்கு சொன்னாரா சீசலுக்கு சொன்னாரா நான் இல்லாமல் நான் இல்லாமல் என்னை அல்லாமல் உங்களால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அதனால தான் உலகத்தை விட்டு போகும்போது சொல்லிட்டு போனார் உலகத்தின் இறுதி வரைக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன் ஹலோ லோயா நான் காலையில் வந்துட்டு இருக்கிற வழியில் யோசித்து பார்த்தேன் ஏசப்பாவுடைய ஊழியத்தில் அற்புதங்கள் நிறைய நடந்துச்சுங்க எனக்கு தெரிஞ்சு ஏசப்பாவுடைய நிழல் பட்டு யாரும் சுகமானதாக பைபிளில் ரெக்கார்டு இல்லை நீங்கள் எங்கேயாவது படிச்சிருக்கிறீங்களா யாராவது நம்ம ஆண்டோருடைய நிழல் பட்டு யாராவது சுகமானதாக எங்கேயாவது படிச்சிருக்கிறீங்களா எங்கேயாவது படிச்சிருக்கிறீங்களா நான் எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டீங்கல்ல நடந்திருந்திருக்கலாம் ஆனால் பைபிளில் பதிவு பண்ணல ஆனால் இயேசுவின் அப்போ சிலன் பேதருடைய நிழல் பட்டு நிறைய பேர் சுகமடைஞ்சாங்க என் ஆண்டவர் வஸ்திரம் தொட்டு சுகமானவங்க என் ஆண்டவரை தொட்டு சுகமானவங்க அவருடைய எச்சில் பட்ட மண்ணை பூசினவன் சுகமானது இதெல்லாம் வரலாறு இருக்குது ஆனால் நான் யோசித்து பார்க்கிறேன் மறுதளித்த பேதருவுக்கா இத்தனை பெரிய கிருவை கொடுத்தீர் இதை வந்து ஆண்டோடைய மார்பில் சாய்ந்திருந்ததாக சொல்லப்பட்ட யோவானுக்கு நடந்திருந்ததுன்னா எனக்கு ஆச்சரியம் இருக்காதுங்க மறுதளித்த பேதிருவு கொண்டு அவன் நிழல் பட்டு சுகமானாங்கிற ஒரு பெரிய எவ்வளோ பெரிய சரித்திரத்தை நீங்கள் பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க அதற்கு அந்த மனிதன் பாத்திரவானா எனக்கு நான் அடிக்கடி ஒன்று உணர்றேங்க அவன் மறுதளிச்சது கூட எனக்கு பெருசாக தெரியல அவரை சபித்தான்கிற வார்த்தையை என்னால் ஏற்றுக்கவே முடியல எப்படி உனக்கு உன் இயேசுவை சவிக்க முடியும் நான் நான் மறுதளிச்சு போகிறத மறுதளிச்சு போகிறத கூட நான் என்னுடைய கோர்ட்டில் நான் ஏற்றுக்கிறேன் இயேசுவை அவன் சபித்தான்கிற வார்த்தையை அவன் சவி சவிச்சுட்டு சத்தியம் பண்ணானான் இந்த இயேசு யாருன்னு எனக்கு அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அதை அதுக்கு அதை வந்து எனக்கு ஜீர்ணிக்கவே முடியல எப்படி நீ இயேசுவை தெரியாதுன்னு சொல்ல முடியும் எப்படி நீ அவரை வந்து சபிக்க அவரை எப்படி நீ சபிக்க முடியும் சபிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே இழிவான வார்த்தையை சொல்லி தீங்கு நடக்கும்படி சொல்கிறதுக்கு பேர் தான் சாபம் அதுக்கு பேர் தான் என்னங்க இயேசுவை சபித்தான் பேதிரி இயேசுவை சபித்தான் சபித்தான்னு போட்டிருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஆண்டவரே உங்கள் மார்பில் சாஞ்சு கிடந்தவனுக்கு இப்படி ஒரு அற்புதம்னா எனக்கு அது பெருசாக தெரிஞ்சிருக்காது கடைசி காலத்தில் தன் தாயை பாதுகாத்து பராமரிக்கிற பொறுப்பை ஆண்டர் யோவானுக்கு கொடுத்தார் யோவானுடைய காலத்தில் தான் யோவானுடைய நாட்களில் யோவான் இடத்துல கடைசி வரைக்கும் அந்த அம்மா மரண காலம் வரைக்கும் இருந்திருக்கிறாங்க யோவான் தான் அந்த அம்மாவுக்கு பணிவிடை செய்து பாதுகாத்து ஒரு மூத்த பிள்ளையினுடைய ஸ்தானத்திலிருந்து சகல கடமைகளை செஞ்சிருக்கிறான்னு எழுதியிருக்குது யோவான் நிழல் பட்டு சுகமானாங்கன்னு பைபிளில் போடலீங்க தன்னை மறுதளித்து தன்னை சபித்த சத்திய மன்னனை பேதருடைய நிழல் பட்டு ஜனங்கள் குணமானாங்கன்னு அவையான எழுதி வச்சிருக்கிறார் சொல்லுங்கள் என் மேன்மையை பார்த்து என் அருமையை பார்த்து என் பெருமையை பார்த்து என்னிடத்தில் இருக்கிற தகுதியான காரியங்களை பார்த்து தேவன் என்ன தெரிந்து கொள்ளலை நான் துரோகின்னு அவருக்கு தெரியும் நான் ஏமாற்றுக்காரன் அவருக்கு தெரியும் நான் மறுதளித்தவன் அவருக்கு தெரியும் நான் துணிகரமானவன் அவருக்கு தெரியும் ஸோ என்னை மாற்றி இந்த உலகத்தில் நல்லவனா வல்லவனா ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கிற பாத்திரமா வச்சு காட்டணுங்கிற அந்த நல்ல எண்ணத்தில் தான் என்ன ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார் எத்தனை இருக்கு புரிகிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சபை மக்களே உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் நல்லா கேட்டுங்க நல்லா ஆழமாக உங்களுக்குள்ள பதிவு வச்சுங்க உன்னுடைய எல்லா மைனஸும் அவருக்கு தெரியும் உன்னுடைய எல்லா பலவீனமும் அவருக்கு தெரியும் உன்னை தான் கத்தர் வேணும்னு பிடிச்சிருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பார்த்து கொஞ்சம் அதை மட்டும் தியானித்து பார்த்து ஆண்டவரே இவ்வளவு குறைவுள்ள என்ன இவ்வளவு பலவீனமான என்ன இவ்வளவு தகுதியற்ற என்ன இவ்வளவு கீழ்த்தரமான என்ன இவ்வளவு ஒதுக்கப்பட வேண்டிய தள்ளப்பட வேண்டிய நிராகரிக்கப்பட வேண்டிய என்ன நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்களேன்னு உனக்குள்ளே நீ யோசித்து பார்த்து அந்த தெரிந்தெடுப்புக்கு பாத்திரமாக வாழ மட்டும் உன்னை நீ டெடிகேட் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால் கத்தர் சொல்கிறாரு நான் ஏன் கண்டுபிடிச்சேங்கிற நோக்கத்தை உனக்கு நான் காட்டுவேன்னு கத்தர் சொல்கிறார் லூயா வெளிப்படுத்துகிற விசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை என்னோடு இடைப்பட்டு இருக்குது உன் பைபிள் எடுத்து அந்த பதினேழாம் அதிகாரத்தை எடுத்து எனக்கு கூட சீக்கிரமாக உள்ள வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி புஸ்தகத்தில் பதினேழாம் அதிகாரம் எடுத்தவங்க கூட பதினேழாம் அதிகாரத்தை திருப்பி கொண்டவங்க பதினேழாம் அதிகாரத்தை திருப்பி கொண்டவர்கள் பதினான்காம் வசனத்தை படிங்க பார்க்கலாம் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள் யுத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டியானவர் ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியா அவர்களை ஜெயிப்பார் அவர்களை ஜெயிப்பார் அவரோட கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் எல்லாரும் நல்ல காதுல வாங்கிக்கிங்க அவரோடு கூட கடைசி நாளில் அவரோடு கூட கடைசி காலத்தில் பரலோகத்தில் இருக்க போறவங்க யார் தெரியுமா மூணு கூட்டத்தை பைபிள் சொல்லுது ஒன்று அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையுள்ளவர்களுமா உண்மை உள்ளவர்கள் மூன்று கூட்டத்தார் இருக்கிறாங்க ஆண்டவரோடு கடைசியில் எல்லாத்தையும் தாண்டி இப்போ என்னை கவனிச்சிருக்கீங்க இப்போ என்னை கவனிச்சுக்கோங்க பைபிள் அப்புறமாக இப்போ என்னை கேளுங்க கடைசியாக எல்லாத்தையும் தாண்டி எல்லாவற்றையும் கடந்து அவர் இருக்கிற இடத்துல அவரோடு ஒரு கூட்ட ஜனங்கள் சேருவாங்க அவங்க யார் தெரியுமா ஒன்று அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் ரெண்டு அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மூன்று அவர்கள் உண்மையுள்ளவர்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சவுல் எங்கே தவறினான்னு நீங்கள் தேடி பாருங்க எங்கே தவறினான்னு சவுலை நீங்கள் கேட்டு பாருங்க அவனுடைய முதல் விழுகை எங்கே தெரியுமா வந்துச்சு சாமுவேல் வர்றதுக்கு லேட் ஆகும்போது சாமுவேல் செய்கிற காரியத்தை தானே செஞ்சிடலான்னு முடிவு பண்ணான் பெருமை இசரவேலின் ராஜாவா என்ன கத்தர் உயர்த்தி இருக்கும் போது இசரவேலின் ராஜாவா கத்தர் என்ன வச்சிருக்கும் போது சாமுவேல் செலுத்துகிற பலி செலுத்துகிற அந்த வேலையை நான் செய்யக்கூடாதா செய்யக்கூடாது அதை செய்கிறக்கு தான் பாஸ்டர் வச்சிருக்கிறாரு கருத்தை சில பேர் இங்கே உட்காண்டிருக்கிறீங்க உங்கள் மூலமாக என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் உன்னை மேய்க்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரனை கத்தர் வச்சிருக்கிறார் வித்தவுட் பர்மிஷனில் நீ எதுவும் செய்யக்கூடாது லூயா பெருமை சவுல் வீழ்கைக்கு பெரிய நீங்கள் நினைக்கிற மாதிரி வேற எதுவுமே ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்க முடியாது சவுளுடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணம் பெருமை சிம்சோன் விழுந்து போன கதை உங்களுக்கு தெரியும் தானே சிம்சோன் அவ்வளோ பெரிய தெரிந்து கொள்ளுதல் அவன் மேலே இசரவேலின் மேலே ஒரு நியாயாதிபதியாக கத்தர் தெரிஞ்சு வச்சிருந்தாராக்கும் இசரவேலின் மேலே ஒரு பலமுள்ள ஒரு பராக்கிரமசாலியாக கத்தர் அவனை தெரிஞ்சு வச்சுருந்தாராக்கும் அவன் பிறப்பில் சாதாரணமானவனுங்க அபிஷேகத்தில் அவன் வல்லமை மிக்கவன் அவனுடைய விழுகு எங்கே தெரியுமா ஆரம்பித்தது முதல் முதல் ஆவிக்குரிய சீக்கிரட்டை அவனுக்கு ஏற்பட்ட தவறுதலை அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற தடுமாற்றத்தை பெற்றோருக்கு சொல்கிறதுக்கு மறைச்சான் பார்த்தீங்களா அங்கே தான் அவன் விழுகிறான் லூயா தாவீது விழுந்த இடம் உங்களுக்கு தெரியும் தாவீது உப்பரிகையின் மேலே உலாவிட்டு போது உலாத்திக்கிட்டு இருக்கிறான் இந்த தேவையில்லாத இடத்துலலாம் வாக்கிங் போகக்கூடாது சில பேருக்கு புரியும் நினைக்கிறேன் தேவையில்லாத இடத்துல வண்டி நிற்கக்கூடாது தேவையில்லாத இடத்த திரும்பி பார்க்கக்கூடாது அமேன் சில தினமோ தெரியலீங்க நம்மளை அறியாமல் அப்படிங்குது அது போயிரு மின்னல் மாதிரி வாலிபர்லாம் பாலா போகிறது அதில் தான் தம்பி என் அன்பு பிள்ளைகளே உங்களை இந்த உலகத்தில் எதுவுமே அட்ராக்ட் பண்ணக்கூடாது திரும்பி பார்க்கணும் மாதிரி தோணுச்சுன்னா நீ முடிவு பண்ணு பார்க்க மாட்டேன் உங்களுக்குள்ள ஒரு பரபரப்பு வருது என்னென்னு என்ன செய்யணும் நீங்கள் என்னமோ வாலிபு பசங்க தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நினச்சிக்காதீங்க நீங்களும் தான் அதில் இருக்கிறீங்க என்னமோ உங்களை அறியாமல் சிலதை பார்க்குறதுக்கு உங்கள் இருது என்ன செய்யுது அது டிவியாக இருக்கலாம் அது சினிமாவாக இருக்கலாம் அது சீரியலாக இருக்கலாம் அது ஏதாவது பணமாக இருக்கலாம் உலக சம்மந்தமான என்னவா வேணாலும் இருக்கலாம் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு மைண்டு சொல்லுச்சுன்னா நீங்கள் அப்போ சொல்லுங்கள் நான் பார்க்க மாட்டேன் என்ன சொல்லணும் ஆ அந்த ஆவிக்குரிய கெத்து தான் வரமாட்டேங்குதே விழுந்துட்டளவா வந்தீங்க பா இங்கே வந்து பாட்டு பாடணும் நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன் மூஞ்சி மோகரெல்லாம் குத்து குத்துன்னு குத்தணும் அதில் இன்னொன்று சொல்லுவோம் இந்த ஒரு விசை உனக்கு எத்தனை விசை மன்னிச்சிட்டார் ஆண்டவர் நீ இன்னும் சொல்லிட்டு இருக்கிற இந்த ஒரு விசை இங்கே பாருங்க தாவீது வீழாமல் இல்லை விழுந்தார் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் வேகமாக சொல்கிறேன் கேளுங்க உப்பருகியின் மேலே உலாத்தினதுனால தாவிதுடைய பார்வை பக்கத்து வீட்டுக்காரனுடைய பொண்டாட்டி மேலே பட்டுச்சு அமேன் ஆனால் தீர்க்கதரிசி உணர்த்தி காண்பித்த போது சரணடைந்த தாவிது அதுக்கப்புறம் உப்பரிகையின் மேலே நடந்ததாக நீங்கள் எங்கேயுமே படிச்சிருக்க முடியாது எத்தனை இதுக்கு புரியுது நம்மால் நடக்கிற இடத்த இன்னும் மாற்றவே இல்லை அங்கேயே நடந்துக்கிட்டு சொல்கிறான் கத்தர் இப்போ எனக்கு பலன் கொடுத்துட்டார் எத்தனை இருக்கு புரியுதுன்னு தெரியல பவுலுக்கு ஒரு பெருமை வந்துச்சு பவுலுக்கு நிறைய பெருமையான விஷயங்கள் நிறைய வந்துச்சு அந்த பெருமை அழியிறதுக்காக அதை சொல்லக்கூடாததற்காக தாவே பவுலுடைய சரீரத்தில் கத்துற ஒரு முள்ளை அனுமதிச்சிருந்தார் கடைசி வரைக்கும் கத்துறதை எடுக்க மாட்டேன்ட்டார் ஏய் இந்த முள் உனக்கு வேணுண்டாங்கிறார் ஏன் இது உன்னை உயர்த்தாதபடிக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆமே எளியா கர்மேல நின்று முழங்கும் போது பார்த்தீங்கன்னா கத்தரே தெய்வம்னு சொல்லிட்டு பாகால் தீர்க்கதரிசிகள் நானூற்றம்பது பேரை போட்டு தள்ளுவார் அந்த இடத்துல எவ்வளோ பெரிய எளியாவை நம்ம பார்க்குறோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பா ஏசபேல் நாளைக்கு இந்நேரம் என் தீர்க்கதரிசிகளுக்கு அவன் செஞ்ச மாதிரியே அவனுக்கு நான் செய்ய போகிறேன்னு சொல்லுவார் சொல்லுவா அந்த வார்த்தை கேட்ட உடனே போய் எளியா உட்கார்ந்துக்குவா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும் எல்லா தேவ மனுஷனுக்கும் நீங்கள் பைபிளில் எங்கே வேணாலும் பாருங்கள் எல்லா தேவ மனுஷர்களுக்கும் வர வேண்டிய பல பிரச்சனைகள் இன்றைக்கு உங்களுக்கு எதெல்லாம் உங்களை தடுமாற்றத்துக்குள்ள தள்ளிட்டு இருக்குதோ இந்த பிரச்சனைகள் எல்லா தேவ மனுஷனுக்குமே வந்திருக்குதுங்க அதையெல்லாம் சந்திக்காத நிலைமையில யாருமே இல்லை என் இயேசு உட்பட நம்மை போல் எல்லா நம்ம நம்மை போல் எல்லாவற்றிலும் அவர் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராக நிரூபிக்கப்பட்டிருக்கிறார் இயேசு பற்றி கூட பைபிள் என்ன சொல்லுது நம்மை போல நம்மை போல எல்லாவற்றிலேயும் சோதிக்கப்பட்டு அவர் எப்படி எப்படி முடிவில் அவர் எப்படி திரும்ப வந்திருக்கிறாரு பாவம் இல்லாதவராக இருந்திருக்கிறார் அவருக்கு சோதனை அவருக்கு சோதனை வந்துச்சு ஒரு விபச்சார ஸ்திரியை கிணற்றண்டை யாக்கோபின் கிணற்றண்டையில் சந்திக்கிறாருங்க சமாரியா ஸ்திரி அவளுக்கு பேர் சமாரியா நாட்டு பெண்ணுன்னு பேர் அந்த ஸ்திரியோட இயேசு பேசிக்கிட்டு இந்த இடத்த கவனிச்சு பாருங்க அவள் முகம் பார்த்து இயேசு பேசல முகம் புதைத்து மண்ணை பார்த்து தான் ஆண்டவர் விட்டு பேசிகிட்டு இருந்தார் அலே லூயா அதுக்கு நீங்கள் எப்படி பேர் வைக்கிறீங்களா எனக்கு தெரியல இந்த பரிசுத்தத்தின் மேலே அசுத்தம் பற்றக்கூடாதுங்கிறதுல கத்தர் ஜாக்கிரதையாக இருந்தார் ஆனால் பரிசுத்தம்னு சொல்கிறது இன்றைக்கி என்ன பண்ணுது அசுத்த பார்த்துட்டு அசுத்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருது அங்கே இயேசு பாருங்கள் பரிசுத்தம் பாதிக்கப்படாததில் அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார் தரையில் கீழே குனிந்து எழுதி தரையில் கீழே குனிந்த நிலைமையில தான் அவகிட்ட பேசிகிட்டு இருந்தார்னு பைபிளில் போட்டிருக்குது அவன் முகத்தை பார்த்து இயேசு பேசலை காரணங்கள் இருக்கிறது சில இடத்துல சிலரை பார்க்கக்கூடாது சில இடத்துல சிலர் பேசுகிறத கேட்கக்கூடாது சில இடத்துல சிலதை சிந்திக்கக்கூடாது சில இடத்துல நமது கால்கள் நிற்கக்கூடாது சில இடத்துல நம்ம உட்காரக்கூடாது சில நேரம் சில இடத்துல சில காரியங்களுக்காக ஒரு ரூபாயை கூட செலவு பண்ணக்கூடாது அங்கே நீங்கள் விலகி கொண்டு வாழ்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் உங்களை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் நிறைவேறும்